This conference will now be recorded. Welcome to the class 6 on unit 5 power devices and display devices. Check whether my voice is audible or not check whether the PPT is visible to you for full screen. Check whether the PPT is visible to you for full screen. Check my voice is audible or not. Check whether the PPT is visible to you for full screen. check audio is working or not. What about audio? Okay, right. Okay. Last கிளாஸ்ல என்ன பார்த்தோம்னா யூனி நம்பர் ஃபைவ்ல லாஸ்ட் கிளாஸ்னா Friday power devices power devices and display devices பார்த்தோம் ஸ்டார்ட் பண்ணோம் ஃப்ரைடேல அதுல என்னென்ன டாபிக்ஸ் கவர் கவர் ஆகுதுன்னா யூனி நம்பர் ஃபைவ்ல DIAC SCR UJT LED LCD photo photo opto coupler solar cell, CCD, power BJT power MOSFET DMOS VMOS இதெல்லாம் அந்த டாபிக்ஸ் எல்லாம் அதில் கவர் ஆகுது இதுல பவர் டிவைசஸ்ங்கிறது எதுனா power BJT power MOSFET DMOS VMOS DIAC SCR DIAC UJT இதெல்லாம் வந்து பவர் டிவைசஸ் இதெல்லாம் வந்து பவர் டிவைசஸ் இதெல்லாம் பவர் டிவைசஸ் டிஸ்பிளே டிவைசஸ்லாம் எது எது display devices LED LCD photo transistor solar display device okay right okay mute your mic mute your mic okay so unit number ஃபைவ்ல வந்து ரெண்டு மேஜர் டாபிக்ஸா பிரிச்சிருக்காங்க யூனி நம்பர் ஃபைவ் அதுல வந்து பவர் டிவைசஸ் தனியா இருக்கு டிஸ்பிளே சார் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் வரல சார் என்னப்பா ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னு பாதி பேர் வரல சார் பத்து பேர் தான் வந்திருக்கோம் நம்ம ஏற்கனவே நம்ம கரெக்டா நாலு மணிக்கு டாபிக் உள்ள போய்க்கலாம் நம்ம ப்ரீவியஸா டிஸ்கஸ் பண்றது மட்டும் தான் நம்ம பாத்துட்டு இருக்கோம் நம்ம ஃப்ரைடே அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும் இல்லையா அதை மட்டும் தான் நம்ம நியூ டாபிக்லாம் வந்து கரெக்டா நாலு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் மணி மூணு ஐம்பத்தி ஆறு ஆயிடுச்சு நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது வந்து ஒர்க்கா வந்து என்ன எதுங்கிறத ஒர்க்கா நம்ம டிஸ்கஸ் பண்றோம் இன்னும் நான் போன வாரம் இப்போ ஃப்ரைடே என்ன பார்த்தோம்னா எல்இடி e பார்த்தோம் அப்புறம் எல்சிடி பார்த்தோம் அந்த ரெண்டும் வந்து பார்த்தோம் இல்லையா அதை பத்தி என்ன எதுங்கிறத பார்த்துட்டு அப்புறம் கரெக்டா நாலு மணிக்கு நியூ டாபிக் உள்ள போய்க்கலாம் இன்னைக்கு எடுத்து வேண்டிய டாபிக் சரியா ஓகே சார் நாலு நான் இன்னைக்கு எடுக்க வேண்டிய டாபிக்கே நாலு மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் மூணு ஐம்பத்தாறு ஆயிருச்சு லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோங்கிறத ஒரு நம்ம ரிவியூ பண்ணிட்டோம்னா கரெக்டா வந்து நாலு மணிக்கு எல்லாம் உள்ள வரும்போது நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் எடுக்கிறோமோ அந்த டாபிக் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் okay sir right okay so இந்த யூனிட் நம்பர் ஃபைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா மேஜரா சிலபஸ்ல வந்து ரெண்டு டாப்பிக்கை வந்து பிரிச்சிருக்கிறோம் ஒன்று வந்து பவர் டிவைசஸ் ஒன்று வந்து டிஸ்பிளே டிவைசஸ் பவர் டிவைசஸ் வந்து டயா DIAC SCR TRIAC UJT power BJT power MOSFET N NMOS இதெல்லாம் வந்து பவர் டிவைசஸ் இதில் ஆப்டோ கப்ளரும் பவர் டிவைசஸாக சில சமயம் யூஸ் ஆகும் ஆப்டோ கப்ளர் போட்டோ டிரான்சிஸ்டமாக யூஸ் ஆகும் பட் மேஜராக பவர் டிவைசஸ்னா இதெல்லாம் பவர் டிவைசஸ் டிஸ்பிளே டிவைசஸ்னா எது டிஸ்பிளே டிவைசஸ்னா LED LCD photo transistor opto coupler solar cell CCD இதெல்லாம் வந்து டிஸ்பிளே டிவைசஸ்ல வரும் இதெல்லாமே ஸோ இது நம்பர் ஃபைவ்ல இந்த ரெண்டையும் பார்க்க போறோம் இப்போ லேட்டா வரவங்களுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா லேட்டா வரவங்களுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா இது இது வந்து இது ரெக்கார்ட் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு இது முடிஞ்ச பிறகு நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த லிங்கையும் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுவோம் எது இந்த பிபி இது முடிஞ்ச வரை இந்த லிங்கையும் வந்து உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணிடுவேன் அதனால் கோ டு மீட்டிங் லிங்கையும் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன் இது வந்து உங்களுக்கு அப்படியே இருக்கும் அதே மாதிரி யூடியூப்ல இது ஃபுல்லாமே கம்ப்ளீட்டா இருக்கும் இங்கிலீஷ்ல இருக்கும் இது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்றதையும் நம்ம கோ டு மீட்டிங் லிங்கையும் உங்களுக்கு நீங்க இந்த லிங்கையும் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இல்ல டவுன்லோட் பண்ணிக்கிங்க இந்த லிங்கை உங்களுக்கு யூஸ் ஆகும் பின்னாடி நம்ம ஸ்டடி ஹாலிடேஸ்ல படிக்கும்போது இது யூஸ் ஆகும் இந்த லிங்க் இந்த இது ஏன்னா இந்த கோ டு மீட்டிங் வந்து நம்ம ட்ரையல் வருஷன் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கோம் ஃபோர்டீன் டேஸ் தான் இருக்கும் அப்புறம் அதுக்கப்புறம் இந்த கோ டு மீட்டிங் இருக்காது யூஸ் பண்ண முடியாது அதனால இது வரைக்கும் நமக்கு நான் உடனே லிங்க் இருக்கு இல்லையா கிளாஸ் நம்பர் த்ரீ ஃபோர் ஃபைவ்ல இருக்கு இல்லையா அந்த லிங்க்ல போனீங்கன்னா அந்த டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும் அந்த வீடியோ அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகும் ஏன்னா அது ஃபோர்டீன் டேஸ் முடிஞ்ச பிறகு அப்ப நம்ம லிங்க்ல போனோம்னா கரெக்டாக டவுன்லோட் பண்ண முடியாது அதனால இப்போ இன்னைக்கு அனுப்புற லிங்க் மூணு கிளாஸ் நம்பர் த்ரீ ஃபோர் ஃபைவ்ல லிங்க் அனுப்பிச்சிருக்கேன் அந்த லிங்க்ல போனீங்கன்னா ப்ளே பண்ணும்போது சைடில் வந்து டவுன்லோட் ஆப்ஷன் கேட்கும் நீங்க டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிடும் மறுபடியும் ஃபோர்டி டேஸ்க்கு அப்புறம் வந்து அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது ரைட் ஓகே அதை பார்த்துக்கங்க என்ன ஏதுன்ட்டு ஃப்ரைடே கிளாஸ் என்ன பார்த்தோம்னா எல்இடி e பார்த்தோம் எல்இடி e வந்து சாம்பிள் ஒன் எப்படி இருக்கும் கலர் எல்இடி e எப்படி இருக்கும் வீட்டில் யூஸ் பண்ற ஃப்ளோரசன் லேம்ப் அதெல்லாம் யூஸ் பண்ற எல்இடி எப்படி இருக்கு இந்த எல்இடி எப்படி இருக்குங்கிறதெல்லாம் பார்த்தோம் அடுத்தது எல்இடியோட சிம்பிள் எப்படி இருக்கு எல்இடியில ஆனோட எப்படி கண்டுபிடிக்கிறது கேத்தோட எப்படி கண்டுபிடிக்கிறது எல்இடி ஃபார்வர்ட் பயஸ்ல ஆப்ரேட் ஆகுமா ரிவர்ஸ் பயஸ்ல ஆப்ரேட் ஆகுமா இதையும் நம்ம பார்த்தோம் அடுத்தது டிரைவர் சர்க்கியூட் பார்த்தீங்கன்னா எல்இடி e வந்து ஜஸ்ட் லைக் தட் சும்மா கனெக்ட் பண்ண முடியாது எல்இடி e வந்து டைரக்டா பயாஸோட கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணோம்னா டக்கு டக்கு ரெண்டு மூணு தடவை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணோம்னா எல்இடி e போயிடும் அதெல்லாம் ஒரு ரெசிஸ்டரோட போய் எல்இடி வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம் ரெசிஸ்டரோட அப்புறம் எல்இடியோட ஒரு சிம்பிள் அப்ளிகேஷன் வந்து செவன் செக்மெண்ட் டிஸ்பிளே இதில் பாத்தீங்கன்னா ஏழு செக்மெண்ட் ப்ளஸ் ஒரு டாட்டோட சேர்ந்து எட்டு செக்மெண்ட் இருக்கும் இது வந்து செவன் செக்மெண்ட் டிஸ்பிளேன்னு சொல்லுவோம் இதில் வந்து ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் ஒரு எல்இடி யூஸ் பண்ணுவோம் இது ஒரு அப்ளிகேஷன் எல்இடியோட ஒரு அப்ளிகேஷன் எல்இடி அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தோம் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தோம் what are the different types of LED பார்த்தோம் liquid crystal display liquid crystal display LED பதிலாக லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே யூஸ் பண்ணுவோம் எல்இடி வந்து அதிகமாக கரண்ட் எடுத்துக்கும் எடுத்துட்டு பவர் அதிகமாக டிசைட் பண்ணும் எல்சிடி வந்து பவர் கன்சியூமாக கன்சியூம் பண்ணுறது கம்மியாக கன்சியூம் பண்ணும் அதே மாதிரி டிஸ்பிளேவும் வந்து லைட்டாக தான் இருக்கும் எல்சிடி பட் வந்து பவர் டிஸ்பிளேஷன் கம்மியாக இருக்கும் பவர் இது கரண்ட்டை எடுத்துக்கிறதும் கம்மியாக தான் எடுத்துக்கும் எல்சிடி எல்சிடியோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சரு எப்படி கனெக்ட் ஆகி இருக்கு எப்படி உங்களுக்கு அந்த நம்பர்லாம் டிஸ்பிளே ஆகுது எல்சிடியில் எல்சி எல்சிடியோட மெயின் பிரின்சிபால் என்ன அந்த எல்சிடியில் வந்து ஆறு மேஜர் காம்பனன்ஸ் என்னென்ன காம்பனன்ஸ் இருக்கு எல்சிடியோட சாம்பிள் அப்ளிகேஷன் எப்படி இருக்கு இது ஒரு எல்சிடியோட சாம்பிள் அப்ளிகேஷன் கால்குலேட்டர்லையும் யூஸ் பண்றோம் எல்சிடி யூஸ் பண்றோம் எல்சிடி மானிட்டர்ஸும் யூஸ் பண்றோம் லேப்டாப்ல யூஸ் பண்றது எல்சிடி மானிட்டர் தான் எல்சி எல்இடி e கிடையாது அது எல்சிடி மானிட்டர் லேப்டாப்க்கும் ரைட் இப்போ மணி நாலு நாலு மாதம் ஆயிடுச்சு இப்போ இன்னைக்கு அந்த டாபிக் வந்துடுவோம் போட்டோ டிரான்சிஸ்டர் இன்னைக்கு பார்க்க போறது போட்டோ டிரான்சிஸ்டர் இதுல பாத்தீங்கன்னா போட்டோ டிரான்சிஸ்டர் பாத்தீங்கன்னா உனக்கு வந்து ரெண்டு ஃபோட்டோ டிரான்சிஸ்டர் காமிச்சிருக்கேன் நம்ம வந்து சிம்பிளா இதில் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் டெக்னிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ணா அப்புறம் இந்த கிளாஸஸ் எல்லாம் வேஸ்ட் ஆகும் அதனால சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா கான்செப்ட் என்னங்கிற அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா படிக்கிறது வந்து ஈஸியா படிச்சுக்கலாம் ரைட் ஓகே இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ டிரான்சிஸ்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு சாம்பிள் காமிச்சிருக்கேன் bi terminal phototransistor tri terminal phototransistor ரெண்டு காமிச்சிருக்கேன் பை டெர்மினல் ஃபோட்டோ டிரான்சிஸ்டர்ல வந்து ரெண்டே ரெண்டு லீடு இருக்கும் பேஸ் வெளியே எடுத்துருக்க மாட்டாங்க ரைட் டைமர் போட்ட டிரான்சிஸ்டர்ல எமிட்டர் பேஸ் கலெக்டர் மூணுமே இருக்கும் பட் அதுலயும் பேஸ் யூஸ் பண்ண மாட்டோம் யூஸ்ஃபுல்லா போட்டோ டிரான்சிஸ்டர்ல வந்து எமிட்டர் கலெக்டர் மட்டும் யூஸ் பண்ணுவோம் பேஸ் வந்து லெஃப்ட் ஓப்பன் அதனால வந்து பை டெர்மினல்ல வந்து பேஸே வெளியே எடுத்துருக்க மாட்டோம் ரைட் டைம்ல போட்டோ டிரான்சிஸ்டர்ல எமிட்டர் பேஸ் கலெக்டர் மூணுமே இருக்கும் போட்டோ டிரான்சிஸ்டர்ல வந்து ரெண்டு மேஜர் ரெண்டு மேஜர் ஸ்ட்ரக்சர் இருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர்ல வந்து பாத்தீங்கன்னா homojunction structure homojunction ஸ்ட்ரக்சர்னா என்ன அர்த்தம்னா இந்த போட்டோ டிரான்சிஸ்டர்ல இருக்கிற மூணு டெர்மினல்ஸ் எமிட்டர் பேஸ் கலெக்டர் மூணுமே வந்து ஒரே வகையான காம்போசிட் மெட்டீரியலால மேனுஃபேக்சர் பண்ணியிருப்போம் அது வந்து ஹோமோ ஜங்ஷன் ஸ்ட்ரக்சர்னு பேர் இப்போ for example emitter base collector மூணு வந்து கேலியம் ஆர்சனைட் மெட்டீரியல் அல்லது வந்து அலுமினியம் கேலியம் ஆர்சனைட் மெட்டீரியல் இந்த ரெண்டு மெட்டீரியல் ஏதாச்சும் ஒன்றுல வந்து மேனுஃபேக்சர் பண்ணிப்பாங்க பண்ணாங்கன்னா அது வந்து ஹோமோ ஜங்ஷன் ஸ்ட்ரக்சர் அப்படி இல்லாம இப்போ வந்து இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா ஃபிகர் பில பாத்தீங்கன்னா கலெக்டர் வந்து கேலியம் ஆர்சனைடு பேஸ் வந்து கேலியம் ஆர்சனைடு எமிட்டர் வந்து அலுமினியம் கேலியம் ஆர்சனைடு அதாவது டிஃப்ரெண்ட் காம்போசிட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க கலெக்டருக்கும் பேஸ்க்கும் வந்து ஒரு மெட்டீரியல் எமிட்டருக்கு வந்து வேற மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து ஹெட்ரோ ஜங்ஷன் ஸ்ட்ரக்சர் பத்தி பேர் ஹோமோ ஜங்ஷன்னா ஏதாச்சும் ஒரு காம்போசிட் மெட்டீரியல் யூஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணதான் homojunction structure different composition material use பண்ணோம்னா அது வந்து heterojunction structure principle of photo a photo Phototransistor working a similar way to photo phototransistor. அதாவது எல்டிஆர் போட்டோ டிரான்சிஸ்டர் வந்து எல்டிஆர் மாதிரி தான் ஒர்க் ஆகும் ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா போட்டோ ரெசிஸ்டர்ஸ் அல்லது லைட் டிபெண்ட் ரெசிஸ்டர் மாதிரி தான் போட்டோ டிரான்சிஸ்டர் ஒர்க் ஆகும் பட் ரெண்டுக்கு மேஜர் டிஃபரன்ஸ் என்னன்னா photo uh, photoresistors are only capable of producing current only due to change in resistance but uh, photo uh, transistor என்ன பண்ணா produce both current and uh, voltage so அதான் main advantage of phototransistor our photo டிரான்சிஸ்டர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ண வேண்டியது பேஸ் டெர்மினல் வந்து ஓப்பனா இருக்கும் பேஸ் டெர்மினல் வந்து எதோடையும் கரண்டா இருக்காது பேஸ் டெர்மினல் வந்து expose to light uh, instead of sending current into the base என்ன பண்றோம்னா போட்டான்ஸ் ஃப்ரம் லைட் லைட்ல இருந்து வர போட்டான்ஸை வந்து அந்த டிரான்சிஸ்டர் வந்து ஆக்டிவேட் பண்ணுவோம் யூஸ்வலா வந்து போட்டோ uh, டிரான்சிஸ்டர் வந்து பேஸ் டெர்மினலுக்கு வந்து பாயிண்ட் செவன் வோல்ட்டுக்கு மேல கொடுத்தோம்னா பேஸ் டிரான்சிஸ்டர் வந்து ஆன் ஆகும் ஸோ அந்த டிரான்சிஸ்டர் கொடுக்குற பாயிண்ட் செவன் வோல்ட்டுக்கு பதிலாக என்ன பண்ணோம்னா லைட்டை வந்து அது மேல பேஸ் மேல ஃபோக்கஸ் பண்ணோம்னா அந்த டிரான்சிஸ்டர் போட்டோ டிரான்சிஸ்டர் வந்து ஆன் ஆயிரும் all silicon photo sensors or photo transistor respond to entire visible region visible region liye operate aagum edhe photo transistor se அடுத்து infrared regionலயும் phototransistor வந்து ஆபரேட் ஆகும் advantages of phototransistors phototransistors produce higher current than photodiodes Phototransistors produce higher current than photodiodes. Phototransistors are inexpensive, small. Phototransistors are very fast and are capable of providing nearly uh, immediate output. Phototransistors produce a voltage that photoresistors cannot do. ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் போட்டோ ரெசிஸ்டர்ஸ்ங்கிறது எல்டிஆர் எல்டிஆர் வந்து கரண்ட் மட்டும் தான் கொடுக்கும் அவுட்புட்ல வர்ற லைட்டுக்கு தகுந்த மாதிரி கரண்ட்டை வந்து வேறு கொடுக்கும் அவுட்புட்ல போட்டோ டிரான்சிஸ்டர் வந்து கரண்ட்டும் கிடைக்கும் அவுட்புட்டும் கிடைக்கும் அடுத்தது போட்டோ டிரான்சிஸ்டர் டு போட்டோ டயடுக்கு என்ன வித்தியாசம்னா போட்டோ டயர் வந்து வர லைட் சிக்னல் தகுந்த மாதிரி அவுட்புட்ல கரண்ட்டோ வோல்டேஜோ கொடுக்கும் அது போட்டோ டயர் ஆனா போட்டோ டிரான்சிஸ்டர் இருக்கு இல்லையா அது என்ன பண்ணும்னா போட்டோ டயர்ஸுக்கும் போட்டோ டிரான்சிஸ்டருக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா டாய்டு வந்து வர லைட் சிக்னலுக்கு தகுந்த மாதிரி அவுட்புட்ல கரண்ட்டோ ஓல்டேஜோ கொடுக்கும் டாய்டு ஆனா போட்டோ டிரான்சிஸ்டர் என்ன பண்ணணும்னா அது ஆம்பிளிஃபையர் மாதிரி ஆட் பண்ணணும் வர லைட் சிக்னலுக்கு தகுந்த மாதிரி கரண்ட்டோ ஓல்டேஜோ ஜென்ரேட் ஆகி அது அவுட்புட்ல ஆம்பிளிஃபை பண்ணி கொடுக்கும் phototransistors so phototransistors produce higher current than photodiodes so photo டயர்ஸை விட போட்டோ கரண்ட் போட்டோ டிரான்சிஸ்டர் வந்து சேம் லைட் சிக்னலுக்கு வந்து அதிகமான கரண்ட்டை அவுட்புட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும் ஏன்னா அது ஆம்பிளிஃபையர் மாதிரி ஆட் பண்ணணும் what are the disadvantages of photo transistors. Photo transistors on the Ariman voltage operate operate on the photo transistors are uh, more vulnerable to surges and spikes of electricity as well as electromagnetic energy. Electromagnetic signals la uh, emission la the photo transistor working uh, working in the upper top. Photo transistors do not allow electrons to move as freely as other photo ordinary transistor. Ordinary transistor like free electrons movement photo டிரான்சிஸ்டர்ல ஃப்ரீ எலக்ட்ரான் மூமெண்ட்ஸ் அதிகமா இருக்காது what are the applications of phototransistor phototransistor punch card readers okay security system encoders infrared detectors electric motors computer logic circuits relays lighting control level indication counting systems இந்த மாதிரி நிறைய இடங்களில் போட்டோ டிரான்சிஸ்டர் வந்து யூஸ் ஆகும் What are the advantages of photo transistor photo transistors can produce both voltage and current. Also, photo transistor uh, amplify the generated current uh, or voltage compared to photodiode. Optocoupler இந்த ஃபிகர்ல பாத்தீங்கன்னா மூணு சாம்பிள் காமிச்சிருக்கு ஆப்டோ கப்புலர்ல ஃபர்ஸ்ட் சாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எல்இடி அது இது வந்து போட்டோ டயோட் அல்லது போட்டோ டிரான்சிஸ்டர் ஸோ ஆப்டோ கப்புலுங்கிறது என்னன்னா opto coupler is electronic component that transfers electrical signals between two isolated circuits while using light opto couplers are otherwise called as opto isolators or photo couplers opto isolators prevent high voltages from affecting the system receiving the signal so ஆப்டோ கப்ளர்ங்கிறது என்னது ஆப்டோ கப்ளர்ங்கிறது ஒரு எல்இடியும் போட்டோ டயோடும் கம்பைன் பண்ணி வர்றது optocoupler LED photodiode ரெண்டையும் கம்பைன் பண்ணா அதுக்கு அந்த டிவைஸ் பேர் வந்து ஆப்டோ கப்ளர் ஆப்டோ ஐசோலேட்டர் ஏன் அது ஐசோலேட்டர்னு சொல்றோம்னா இன்புட்டையும் அவுட்புட்டையும் வந்து என்ன பண்ணிடும் ஐசோலேட் பண்ணிடும் ஸோ ஒரு எல்இடியும் போட்டோ டைம் கம்பைன் ஆகி அல்லது எல்இடியும் போட்டோ டிரான்சிஸ்டர் கம்பைன் ஆகி வர டிவைஸ் பேர் வந்து ஆப்டோ கப்ளர் இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு வகையான ஆப்டோ கப்ளர் இது வந்து ஒரு ஆப்டோ கப்ளர் இதுல பார்த்தீங்கன்னா ஒண்ணு வந்து எல்இடியா e இருக்கும் லைட் சோர்ஸா இருக்கும் இன்னொன்னு வந்து போட்டோ டயட் அந்த போட்டோ டிரான்சிஸ்டரா இருக்கும் இது வகையான ஒரு வகையான optocoupler optocoupler IC chip எப்படி இருக்கும் இந்த மாதிரி சிக்ஸ் பின் ஐசியா இருக்கும் இல்லைன்னா இந்த மாதிரி ஃபோர் பின் ஐசியா இருக்கும் ஆப்டர் கப்ளர் ஆப்டர் கப்ளர்ல உங்களுக்கு எப்படி உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுது ஆப்டர் கப்ளர் இந்த மாதிரி ஒரு ஃபோர் பின் ஐசி எடுத்துட்டீங்கன்னா ஆஃப்டர் கப்ளர் எப்படி ஒர்க் ஆகும் ஆஃப்டர் கப்ளர் வந்து ஃபோர் பின் ஐசியில் எப்படி ஒர்க் ஆகும் இந்த மாதிரி ஒரு எல்இடி e உள்ள வந்து ஆஃப்டர் கப்ளர் குள்ளர் வந்து உள்ள வந்து எல்இடி e இருக்கும் இங்கே உள்ள வந்து ஃபோட்டோ டிரான்சிஸ்டர் இருக்கும் இந்த ரெண்டு நம்ம கண்ணுக்கு தெரியாது இந்த எல்இடிக்கு e வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னல் கொடுப்பீங்க இந்த எல்இடி வந்து லைட் எமிட் பண்ணும் இன்ஃப்ராரெட் லைட்டாக இருக்கலாம் இல்லை விசிபிள் லைட்டாக இருக்கலாம் யூஸ்ஃபுல்லாக இன்ஃப்ராரெட் தான் யூஸ் பண்ணுவாங்க லைட்டு டிவி ரிமோட்ல இருக்கிற மாதிரி இன்ஃப்ரா ரெட் லைட்டுன்னு பண்ணோம் இப்போ இந்த போட்டோ டிரான்சிஸ்டர் வந்து லைட்டை ரிசீவ் பண்ண உடனே இந்த போட்டோ டிரான்சிஸ்டர் வந்து இந்த வர லைட் சிக்னலுக்கு தகுந்த மாதிரி இன்ஃப்ரா ரெட் லைட்டாக இருந்தாலும் சரி கண்ணுக்கு தெரியாது இல்லை விசிபிள் லைட்டாக இருந்தாலும் சரி அதுக்கு தகுந்த மாதிரி எலக்ட்ரிக் சிக்னல் அவுட்புட்ல ப்ரொடியூஸ் பண்ணோம் அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல் வந்து நம்ம வெளியே எடுத்துக்கலாம் ரைட் இதுல பாத்தீங்கன்னா இந்த ஃபோர் பின் ஐசியில பாத்தீங்கன்னா இது வந்து பின் நம்பர் ஒன்னு பின் நம்பர் ஒன்ல வந்து எல்இடியோட ஆனோட வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னலோட கனெக்ட் ஆயிருக்கு பின் நம்பர் டூவோடது எல்இடியோட கேத்தோட கரண்டா இருக்கு கிரவுண்டோட கரண்டா இருக்கும் பின் நம்பர் த்ரீ பார்த்தீங்கன்னா இதுக்கு போட்டோ டிரான்சிஸ்டரோட விசிசிக்கு வந்து கலெக்டருக்கு வந்து சப்ளை கொடுக்குறோம் பின் நம்பர் ஃபோர் பார்த்தீங்கன்னா இது போட்டோ டிரான்சிஸ்டரோட எமிட்டர் வந்து கிரவுண்டோட கனெக்ட் ஆயிருக்கு இது பின்ன four pin out of coupler இது வந்து சிக்ஸ் பின் ஆட்டோ கப்ளர் இது எப்படி இருக்கு சிக்ஸ் பின் ஆட்டோ கப்ளர் எடுத்துக்கிட்டீங்கன்னா பின் நம்பர் ஒன் வந்து எல்இடியோட ஆனோடோட கண்டா இருக்கும் பின் நம்பர் டூ வந்து எல்இடியோட கேத்தோடோட கண்டா இருக்கும் பின் நம்பர் த்ரீ வந்து கிரவுண்டு அதே மாதிரி இங்க பின் நம்பர் ஃபோர் வந்து எம்ட்ரோட கண்டா இருக்கும் அது கிரவுண்டோட கனெக்ட் பண்ணிடுவோம் பின் நம்பர் ஃபைவ் வந்து போட்டோ டிரான்ஸ்டரோட கலெக்டரோட கண்டா இருக்கும் பின் நம்பர் சிக்ஸ் வந்து போட்டோ டிரான்சிஸ்டரோட பேஸோட கனெக்டா இருக்கும் யூஸ்ஃபுல்லா வந்து இந்த பின் வந்து போட்டோ டிரான்ஸ்டரோட பேஸை வந்து நம்ம கனெக்ட் பண்ணவே மாட்டோம் அதை வந்து என்ன பண்ணுவோம்னா லைட் சிக்னலுக்கு எக்ஸ்போஸ் பண்றதுனால பேஸை பேஸை வந்து லெஃப்ட் ஓப்பன் பண்ணிடுவோம் யூஸ் பண்ணவே மாட்டோம் what are applications of optocoupler microprocessor input out switching DC and AC power control DC communications signal isolation and power supply regulation அதாவது சிம்பிளா சொல்றோம்னா என்ன பண்ணோம்னா ஒரு ரெண்டு பக்கம் ஒரு பக்கம் வந்து லோ பவர் டிவைஸ் இருக்கு ஃபைவ் ஆம்ஸ் ரேட்டிங்ல இது ஃபைவ் மில்லியாம்ஸ் ரேட்டிங்ல ஒரு டிவைஸ் இருக்கு அந்த பக்கம் வந்து ஒரு ஃபைவ் ஆம்ஸ் ரேட்டிங்ல இன்னொரு டிவைஸ் ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு இந்த ரெண்டு டிவைஸும் டைரக்டா கனெக்ட் பண்ணோம்னா லோ லோ பவர் டிவைஸ் வந்து என்ன ஆயிரும்னா லோ கரண்ட் டிவைஸ் என்ன புகஞ்சு போயிடும் எரிஞ்சு போயிடும் அதனால நம்ம என்ன பண்றோம்னா இந்த லோ கரண்ட் டிவைஸையும் ஹை கரண்ட் டிவைஸையும் அதாவது லோ பவர் டிவைஸையும் ஹை பவர் டிவைஸையும் இன்டர் கனெக்ட் பண்றதுக்கு இந்த ஆப்டர் கப்ளர் யூஸ் பண்ணிக்கணும் இது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ஐசோலேஷன் மாதிரி ஆட் பண்ணும் அதாவது வந்து இதுல வந்து எப்படி உனக்கு வந்து கம்யூனிகேஷன் நடக்கும்னா லைட் எமிட் பண்ணி அந்த லைட்டை ரிசீவ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி எல்லாம் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் ஸோ அதனால வந்து இது என்ன பண்ணணும்னா லோ பவர் டிவைஸையும் ஹை பவர் டிவைஸையும் ஐசோலேட் பண்ணிடும் ஆப்டர் கப்ல அதான் மெயின் பர்பஸ் ஆப்டர் கப்ளரோட மெயின் பர்பஸ் சோலார் செல் இந்த ஃபிகர்ல பாத்தீங்கன்னா சோலார் செல் வந்து சோலார் செல் வந்து நாலு ஃபிகர் காமிச்சிருக்கேன் சோலார் செல்ல What is a solar cell solar cell is otherwise other name for solar cell What is the other name for solar cell? Solar cell is otherwise called as photovoltaic cell. Photovoltaic cell otherwise called as solar cell. So it's an electrical device that converts the energy of light, light signal electricity convert பண்ணி கொடுக்கும். இந்த பிரின்சிபிள் பேர் வந்து photovoltaic effect which is a physical and chemical phenomenon. It is a form of photoelectric cell. It is defined as a device whose electrical characteristics such as current, voltage, and resistance vary when exposed to light. So light light இது மாதிரி லைட் போடுவோம் அந்த லைட்டை வந்து எலக்ட்ரிக்கல் செல்லாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் அதான் சோலார் செல்லு சோலார் செல்லோட இன்னொரு பேர் வந்து போட்டோ ஓட்டாக் செல்லு இது பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து சோலார் பேனல் நிறைய சோலார் செல்ஸ்லாம் சேர்ந்து சோலார் பேனலாக இருக்கும் இது வந்து இண்டிவிஜுவல் இது இது வந்து இண்டிவிஜுவல் சோலார் செல் இது ரெண்டும் சோலார் செல் எப்படி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அது எப்படி ஆப்ரேட் ஆகுது இங்க பாத்தீங்கன்னா கீழே வந்து சோலார் செல்லுங்கிறது ஒரு டயோடு மாதிரி ஒரு பி டைப் செமிகண்டக்டர் இருக்கும் ஒரு என் டைப் செமிகண்டக்டர் இருக்கும் இந்த ரெண்டுக்கு மேல வந்து கிளாஸ் போர்ஷன் இருக்கும் அப்புறம் ரெண்டு மெட்டாலிக் பின்ஸ் இருக்கும் இந்த கிளாஸ் போர்ஷன் வந்து சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுவோம் இந்த கிளாட் போர்ஷனை இந்த ரெண்டு எலக்ட்ரோட்ஸ் வந்து எப்படி கரண்டா இருக்குன்னா இந்த ரெண்டு பின்ஸோட கரண்ட் ஆகி அது வந்து ஓல்ட் மீட்டோட பாசிட்டிவும் ஓல்ட் மீட்டோட ஓல்ட் மீட்டோட நெகட்டிவ் வந்து எங்க கரண்டா இருக்குன்னா பி டைப்போட கரண்ட் இருக்கும் ஓல்ட் மீட்டோட நெகட்டிவ் இந்த போட்டோ வைட்டாக்சல் வந்து இந்த சோலார் செல் வந்து எந்த இதில் ஆப்ரேட் ஆகுதுன்னா சோலார் செல்லு ரிவர்ஸ் பயர்ஸில் தான் ஆப்ரேட் ஆகும் ஃபார்வர்ட் பயர்ஸ்ல ஆப்ரேட் ஆகாது ரிவர்ஸ் பயர்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த டிப்ளீஷன் ரீஜியன் இருக்கு இல்லையா பீட்டை செமிகேட்டர் டிப்ளீஷன் ரீஜியன் இருக்கு இல்லையா இந்த டிப்ளீஷன் ரீஜியன் வந்து உனக்கு வந்து வித் இன்க்ரீஸ் ஆகும் இந்த டிப்ளீஷன் ரீஜியன் இந்த டிப்ளீஷன் ரீஜியன் பிடிஎஸ் இது வந்து டிப்ளீஷன் ரீஜியனோட வித் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ரிவர்ஸ் பயர்ஸ்ல இதுல சன்லைட் படம் என்ன ஆகுனா இந்த டிப்ளீஷன் ரீஜன்ல இருக்கிற ரிவர்ஸ் வயர்ஸ்ல வந்து இமூவபிள் ஹோல்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அதாவது எலக்ட்ரான்ஸும் ஹோல்ஸும் வந்து மூவ் ஆக முடியாம இருக்கும் சன்லைட் உடனே அதுக்கு சன்லைட்ல இருந்து சஃபிஷியன்ட் எனர்ஜி கிடைச்சு அந்த எலக்ட்ரான்ஸ் ஹோல்ஸ் என்ன பண்ணணும்னா எலக்ட்ரான்ஸ் ஹோல்ஸ் என்ன பண்ணணும்னா மூவ் ஆக ஆரம்பிக்கும் அப்போ வந்து உனக்கு வந்து என்ன ஆகுனா அவுட்புட்ல வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகும் இதுதான் basic principle so photovoltaic cell solar cell வந்து ரிவர்ஸ் பயாஸில் ஆப்ரேட் ஆகும் இந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஒரு ஆனோடு ஒரு கேத்தோட கனெக்ட் இருக்கும் லைட் வந்து இது மேலே இருக்கும் அதுக்கு என்ன அர்த்தம்னா ரிவர்ஸ் பயாஸில் கனெக்ட் பண்ணி இந்த டிப்ளீஷன் ரீஜியனை வந்து சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் பண்ணினா அவுட்புட்ல எலக்ட்ரிக்கல் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும் ஸோ அப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு பீட்டர் செமிகண்டக்டர் ஒரு என்டைப் செமிகண்டக்டர் இருக்கு அப்புறம் வந்து மேலே வந்து ஒரு கிளாஸ் போட்டு ப்ரொடக்ட் பண்ணியிருக்கோம் சோலார் செல் மேலே அப்புறம் அந்த ஸோ கிளாஸ் வந்து சன்லைட் எக்ஸ்போஸ் பண்றோம் அது ரெண்டு பின்ஸ் வந்து மேல என்டைப் சிலிகான்ட்ராக்ட் மேல கனெக்ட் பண்ணிக்கிறோம் ரெண்டு பின்ஸ் அந்த பின்ஸை வந்து ஓல்ட் மீட்டரோட பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணிக்கிறோம் அல்ல ஓல்ட் மீட்டர் அல்லது வெளியில ஏதாச்சும் யூபிஎஸ் பேட்டரி சார்ஜ் பண்றதுனா அந்த யூபிஎஸ் e இந்த ஓல்ட் மீட்டர் பதிலாக இந்த இடத்துல யூபிஎஸ் e பேட்டரி ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வேற ஏதாச்சும் பேட்டரி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சோலார் செல்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட் வந்து அந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணிடும் So when light reaches the p-n junction, the light photons can easily enter in the junction through very thin p-type layer. The light energy in the form of photons supplies sufficient energy to the junction to create a number of electron hole pairs. The incident light breaks the thermal equilibrium condition of the junction. The free electrons in the depletion region can quickly uh, come to the n-type side of the junction. Similarly, the holes in the depletion can quickly come to the p-type side of the junction. So in the move over, the concentration of electrons becomes higher in one side and n-type uh, and uh, uh, p uh, holes in p-type the a voltage will set up which uh, is known as photo voltage. So what are the materials used in solar cell? The materials which are used for this purpose must have a band gap close to 1.5 electron volt, silicon or gallium, uh, sorry, gallium arsenide or cadmium telluride or copper indium selenide. இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்றோம் இதுக்கு போட்டோ வோல்டாக் செல்க்கு அதாவது சோலார் செல்க்கு what are the advantages of solar sir no pollution last for long time no maintenance cost what are the disadvantages of solar cell high cost of installation low efficiency during cloudy day energy produce ஆகாது மேகமூட்டமா இருந்ததுன்னா உனக்கு வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகாது uses of solar generation system it may be used to charge batteries used in light meters it is used in power calculators and bridge watches it can be used in spacecraft or to provide electrical energy அதாவது வந்து ஆஹ் இது வந்து ஸ்பேஸ் கிராஃப்ட்னா உங்களோட சேட்டலைட் இருக்கு இல்லையா சேட்டலைட்ல வந்து அது சோலார் பேனல் இருக்கும் சேட்டலைட் வந்து எப்படி ஆப்ரேட் ஆகுது இங்கிருந்து ஏதாச்சும் நம்ம வோல்டேஜ் கொடுக்குறோமா இல்லை இங்கிருந்து வோல்டேஜ் பேக்கப் எடுத்து கொடுக்குறோமா அதெல்லாம் இல்லை சோலார் பேனல் இங்கிருந்து அனுப்பும்போது சோலார் பேனல் வந்து சார்ஜ் பண்ணி அனுப்பிச்சிருவோம் சார்ஜ் போட்டு அனுப்பிச்சுட்டுருவோம் வேலை போன பிறகு என்னன்னா சார்ஜ் தீர்ந்த தீர்ந்த பிறகு சன்லைட்ல இருந்து என்ன பண்ணணும்னா அது வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணி உள்ள இருக்கிற டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் கேமரா எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்றதுக்கு சன்லைட்ல இருந்து வந்து எலக்ட்ரிக்கல் லைட் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி சோலார் செல்ல சேவ் பண்ணி பேட்டரியில சேவ் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ நீ பார்த்தீங்கன்னா சேட்டலைட் பார்த்தா ரெண்டு விங்ஸ் மாதிரி இருக்கும் அந்த ரெண்டு விங்ஸ் என்னன்னா சோலார் செல்ஸ் தான் வேற எதுவும் கிடையாது விங்ஸ்னா பறக்கிறதுக்காக யூஸ் பண்ற விங்ஸ் இல்லை சேட்டலைட்ல ரெண்டுமே சோலார் பேனல்ஸ் அந்த சோலார் பேனல்ஸ் இருக்கா சன்லைட்ல இருந்து வர லைட் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி உள்ள இருக்கிற டிரான்ஸ்மிட்டர் கேமரா வீடியோ எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்றதுக்கு அது யூஸ் பண்ணிக்கும் ஸோ இப்போ இன்னைக்கு என்ன டாபிக் பார்த்துருக்கோம்னா ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து என்ன டாபிக் பார்த்துருக்கோம் இன்னைக்கு ஃபோட்டோ டிரான்சிஸ்டர் பார்த்துருக்கோம் ஆப்டர் கப்ளர் பார்த்துருக்கோம் சோலார் செல் பார்த்துருக்கோம் இன்னைக்கு இந்த மூணு டாபிக் இன்னைக்கு பார்த்துருக்கோம் சரி மீதி ரிமைனிங் டாபிக் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம் இந்த கிளாஸ்ல இதோட வந்து முடிஞ்சது சரி ரைட்டு ஓகே இப்போ எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க ஆடியோ எப்படி இருந்தது audio how is it PPT how is it PPT how is it audio is well sir right any break any break in voice any break in voice okay right okay right okay right okay இப்போ நான் வந்து உங்களுக்கு அட்டனன்ஸ் எடுத்துறேன் நீங்க என்ன பண்ணுங்கன்னா ரோல் நம்பர் வைஸா எனக்கு அட்டனன்ஸ் கொடுத்தீங்கன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரெக்கார்டும் பண்ணிக்கிறேன் நான் அப்படியே வரிசையா ரோல் நம்பர் வைஸா அட்டனன்ஸ் சொல்லுங்க அப்போ அட்டனன்ஸ் சொல்லுங்க அப்போ roll number one right two three four, five, six, six, six, seven, eight, six on the option term. Harish, note panic six on the option day. Roll number six on the option day. Uh, right, eight, nine, ten. 10. Roll number 10 10 लें लिया அடுத்து 11 சொல்லுங்க 12 13 13 absent 14% okay 15 roll number 15 roll number 15 15 absent 16% 17 18 19 20 roll number 20 roll number 20 roll number 20 21 20 absent ஆ roll number 20 absent சரி 21 21 இந்த தலை தேர்ட்டி எயிட்டா சரி 21 வரிசை வாங்கப்பா அவசரப்படா இதுக்கு லெஃப்டா இருக்கு எவ்வளவு அவசரப்படுறேன் ரோல் நம்பர் 21 ரோல் நம்பர் 21 21 absent-ஆ 22 23 24 24 left 25 26 27 28 28 28 29 30 31 32 33 34 35 right 35 okay percent okay அடுத்து next 36 37 38 thirty eight Veerasuriyan வெளியே போகாத சரி பிரசன்ட் ஓகே தேர்ட்டி நைன் அதுக்குள்ள என்ன அவசரம் ஓகே தேர்ட்டி நைன் எப்பா இங்க தேர்ட்டி ஃபைவ் காமிக்குது இங்க ஆப்சன்டேஜ் வந்து எத்தனை பேர் ஏழு பேர் காமிக்குதுப்பா ரோல் நம்பர் சிக்ஸ் பர்சன்டா சிக்ஸ் பர்சன்டா சிக்ஸ் பர்சன்டா பிரசன்ட் டைப் பண்ணு roll number ten roll number ten roll number six absent rate ten Roll number 10 of center 13. இப்போ இந்த தேர்ட்டி ஃபைவ் காமிக்குது இங்க வந்து ஏழு ஆப்ஷன்டிஸ் இருக்கு ரோல் நம்பர் சிக்ஸ் டென் எல்லாம் இருக்கா இல்லையா வேற யாராச்சும் வந்து இது இந்த லிங்க் ஷேர் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா வேற யாராச்சும் ரோல் நம்பர் சிக்ஸ் ஆப்ஷன்ட்டுப்பா ten absent thirteen absent fifteen absent twenty absent twenty one absent twenty four absent Hari check பண்ணு இங்க வந்து தேர்ட்டி ஃபோர் காமிக்குது சரி தேர்ட்டி ஃபைவ் சரி என்னோட சேர்ந்து தேர்ட்டி ஃபைவ்னு வச்சுக்கோ என்னோட சேர்ந்து தேர்ட்டி ஃபைவ்னா நீ தேர்ட்டி ஃபோர் மீதி வந்து அஞ்சு பேர் தான் ஆப்சன்ட் ஆகணும் இங்க வந்து ஏழு ஆப்சன்டேஜ் காமிக்குது வேற யாராச்சும் வந்திருக்காங்களா உள்ள தெரியல ஹாரி செக் பண்ணிக்க நான் சொல்ற ஆப்சன்டேஜ் கரெக்டா இருக்கான்னு பாரு six ten sir twenty sir twenty one percent sir attendance தான் சார் சொல்லலாம் ஏன்பா பாரு சொல்ல மாட்டேங்கிறான் ஏன் டைப் பண்ண மாட்டேங்கிறான் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் ஏன் டைப் பண்ண மாட்டேங்கிறான் ten Harish ji absent sir sir அவன் பிரசண்டா இருக்கான் சார் பிரசண்டா இருக்கான் நான் அட்டன் சொல்ல சார் ஏன் தெரியல சார் பிரசன்ட்ல தான் சார் இருக்கு ஏன் அது அட்டன் மெசேஜ் அனுப்ப மாட்டேங்கிறான் அவன் சாட்ல எஸ் சார் சரி பிரசன்ட் சரி ஓகே ரோல் நம்பர் டென் வந்து பிரசன்ட் சரி right roll number twenty one present சரி இப்ப கரெக்டா இப்ப கரெக்டா வருதுப்பா roll number six thirteen fifteen twenty twenty four right okay twenty four okay சரி இப்போ சரி ஓகே இதோட கிளாஸ் தம்பி இங்க பாருங்க உங்களுக்கு வந்து ஏதாச்சும் டவுட் எலக்ட்ரானிக் டிவைசஸ் வந்து நம்ம கூகுள் ஹேங் அவுட்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா அந்த லிங்க் அந்த மீட்டிங் அப்படியே இருக்கு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் அதை போஸ்ட் பண்ணுங்க நீங்க போஸ்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்து அந்த மெசேஜ் வந்து இதுல டிஸ்பிளேல மெசேஜ்ல வந்துடும் நான் ஆட்டோமேட்டிக்கா பார்த்துட்டு அதுக்குரிய கமெண்ட்ஸ் எல்லாம் நான் போஸ்ட் பண்ணிடுவேன் அதுல அந்த எலக்ட்ரானிக் டிவைசஸ் வந்து கூகுள் ஹேங் அவுட்ஸ்ல வந்து லைவா இருக்கும் இந்த வீக் பூரா இருக்கும் நீங்க அதுல என்ன டவுட்ஸ் இருக்கோ உங்களுக்கு என்னென்ன ப்ரீடியட் டெஸ்ட் த்ரீல அப்லோட் பண்றது என்ன ப்ராப்ளம் நேற்று எல்லா ப்ராப்ளம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு ரெண்டு மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணியாச்சு அதுபோக யாராச்சும் டவுட் இருந்ததுன்னா அதில் போஸ்ட் பண்ணீங்கன்னா நான் இமீடியட்டா அதை ஓப்பன் பண்ணி அதை ரிப்ளை பண்ணிடுவேன் எலக்ட்ரானிக் டிவைசஸ் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அதில் நீங்கள் என்ன கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணாலும் எனக்கு டிஸ்பிளே ஆயிரும் நான் ஆட்டோமேட்டிக்கா அதுல என்ன கமெண்ட்ஸ் இருக்கோ உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ அதில் நான் வந்து அதுலயே போஸ்ட் பண்ணிடுவேன் அதில் ஸோ அது வந்து வாட்ஸ்அப்ல போஸ்ட் பண்ணோம்னா சரியாக ரீச் ஆகாது கூகுள் ஹேங் போஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் அந்த மெசேஜ் டிஸ்பிளே அதில் வரும் யாருக்கு டவுட் கேட்டாலும் அந்த டவுட்டும் டிஸ்பிளே ஆகும் நான் போட்டு நான் போஸ்ட் பண்ணாலும் அந்த மெசேஜும் அதில் டிஸ்பிளே ஆகும் குரூப்பும் டிஸ்பிளே ஆகும் உங்களோட மொபைல் ஃபோனில் அது வந்து இரஸ்பெக்டிவ் ஆஃப் வந்து மொபைல் ஃபோன் வந்து நீங்கள் கூகுள் ஹேங் அவுட்ஸ் ஆன் பண்ணுறீங்களா ஆஃப் பண்ணுறீங்களா அது வேற விஷயம் நெட்ஒர்க் ஆன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த டிஸ்கஷன்லாம் உங்களுக்கு வந்து விசிபிளாக தெரியும் okay that's all about class number six thank you good evening okay ten present போட்டாச்சு okay right Thank you, sir. Period test த்ரீயை சீக்கிரம் முடிச்சிருங்க அவ்வளோதான் சீக்கிரம் முடிச்சுட்டு நம்ம சீக்கிரம் எவாலுவேட் பண்ணி வேலையை முடிச்சுக்கலாம்